நேயர்கள் நச்சினை அறக்கட்டளைக்கு வழங்கிய நன்கொடையிலிருந்து பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் திருச்சி நேச்சுரக்கர் நிறுவனம் வழங்கும் மக்கும் பொருளால் தயாரிக்கப்பட்ட கைப்பை திருச்சி மனிதம் கல்வி பணி மன்றம் வழங்கும் பயனுள்ள தமிழ் கையேடுகள் ஆகியவை இந்த மாணவருக்கு ஊக்க பரிசுகளாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அனைத்து மாணவர்களும் வெற்றி படிகளில் ஏறலாம் பரிசுகளை அல்லலாம் பேச வாய்ப்பு கொடுத்த நச்சினை வெற்றிப்படி அறக்கட்டளைக்கு என் வணக்கம் எனக்கு நல்ல உரையை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு என் புனிமான வணக்கம் மற்றும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நான் என் பெயர் ஆ கௌரி நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி கீழ்ப்பாடியில் ஏழாம் வகுப்பு ஆ பிரிவு பயின்று வருகிறேன் என் ஆசிரியர் பெயர் பா சவுந்தரராஜன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மக்களுக்காக பாடுபட்ட பெருந்தலைவர் காமராஜர் இதோ என் உரை தொடக்கம் தென் நாட்டு காந்தி என்று அன்போடு மக்களால் அழைக்கப்படுபவர் கர்ம வீரர் காமராஜர் கருதாக போது நலன் கருதி தலைவர்கள் ஒருவர் இவர் ஏழை குடும்பத்தில் பிறந்து தன்னிகர் இல்லாத தலைவராக உயர்ந்த உத்தமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமிழகத்தில் உள்ள விருதுநகரில் பிறந்தார் இவரது தந்தையார் பெயர் குமாரசாமி தாயார் சிவகாமி அம்மையார் இளம் வயதிலேயே தாய்நாட்டின் மீது பற்று கொண்ட காரணத்தினால் இளம் பள்ளிக்கூடம் சென்று படித்ததில்லை இருப்பினும் தமிழகத்தில் ஏழைகள் உட்பட அன்னை வரும் கல்வி கற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டார் உணவு கிடைக்காது மாடு மேய்த்தால் தான் எனக்கு உணவு கிடைக்கும் என்ற பதில் சொன்னார் அந்த பதில் காமராஜர் உள்ளத்தை தைத்தது அந்த பதில் காமராஜர் உள்ளத்தை தைத்தது பள்ளி பள்ளியில் உணவு கிடைத்தால் அனைத்து ஏழை மாணவர்களும் பள்ளி பள்ளிக்கு கல்வி கற்க வருவார்கள் என்ற என்ற எண்ணம் தோன்றது உடனே தமிழக Bye.